सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादि हेतवे तापत्रय विनाशाय श्री कृष्णाय वयं नमः वागीशा यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् उक्तं नृसिंहम् अहं भजे जन्माद्यस्य यतोऽन्वयाद् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि तस्यार्थ सूक्ष्माभिनिविष्टदृष्टेः अन्तर्गतो अर्थः रजसा तनीयान गुणेन कालानुगतेन विद्धः सूष्यन् तदाभिध्यत नाभिदेशात् स पद्मकोशः सहसा उदतिष्ठत् कालेन कर्म प्रतिबोधनेन स्वरोचिषा तत् सलिलं विशालं विद्योतयन् अर्क इव आत्मयोनिः तल्लोकपद्मं सौ एव विष्णुः प्रावीविशत् सर्वगुणावभासं तस्मिन् स्वयं वेदमयो विधाता स्वयं भुवं யம் ஸ்ம வதந்தி சோ அபூத் மைத்ரேயர் விதுரர்கிட்ட விதுரருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ற மாதிரி சிருஷ்டியினுடைய கிரமத்தை ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல பிரம்மாவினுடைய சிருஷ்டியை பத்தி சொல்லி பிரம்மாவினுடைய சிருஷ்டி போது தாமரப்பூ முதல்ல வந்தது பத்மகோஷா சகசா இதனால எதனாலன்னா அங்க காலம்ங்கிற ஒரு கர்மாவை தூண்டுதல் செய்யக்கூடியதான காலம் காலம்ங்கிறது பகவானுடைய ஒரு அவதாரம் ரூபம் ஸ்வரூபம் பகவானுடைய ஒரு ஸ்வரூபம் ஆக்சுவலி சுதர்சன அவதாரம்ங்கிறத வந்து சுதர்சன ஸ்வரூபத்தையும் உங்களுக்கு வந்து காலம்னு சொல்றா பின்னாடி வரப்போறது பகவானுடைய ஹேத்திகி இதை வந்து காலத்தை பகவானுடைய ஒரு ஆயுதமாக சொல்லப்பட்டிருக்கு அந்த காலத்தினுடைய ஒரு மகிமையினால பத்ம கோஷகா உததிஷ்டத்து ஒரு தாமரப்பூ உற்பத்தி ஆச்சு அந்த ஜலத்துல அந்த தாமரப்பூ அந்த தாமரப்பூல இருக்கக்கூடிய பகவான் ஒரு பிரகாசத்தோட இருந்தாராம் அந்த முழுக்க ஏகாரணமம் மூன்று லோகங்களும் ஒரே சமுத்திரமா ஆகிறதாம் அந்த சமுத்திரம்ங்கிற ஜலத்துல இந்த தாமரப்பூ முழு சமுத்திரத்தையும் பிரகாசிக்கிற மாதிரி இருக்கு ஒரு சூரியன் எப்படி பிரகாசிக்கின்றானோ அது போல இருக்கு அதுல பிரம்மா உண்டானார் பிரம்மாங்கிறவர் முதல்ல அப்கோர்ஸ் அந்த தாமரப்பூக்குள்ள விஷ்ணு உள்ள நுழைஞ்சு நுழையிறார் என சர்வபூதஸ்தகா சகா அதனால எல்லா பூதராசிகளையும் இருக்கக்கூடியவரும் இந்த தாமரப்பூவான முதல் சிருஷ்டியிலையும் அவர் உள்ள நுழைஞ்சு அதுக்கப்புறம் அங்க ஸ்வயம் விதாதா அபூத்து தானே வந்து பிரம்மாவாகவும் மாறினார் தஸ்யாம்ச்ச சகா தானே பிரம்மாவாக மாறினார்னு ஒரு விஷயம் இன்னொன்னு பிரம்மாங்கிற ஒரு சிருஷ்டியும் ஏற்பட்டது அதுல அந்த பிரம்மா என்ன பண்றாருன்னா அவருக்கு வந்து நாலா பக்கமும் தன்னுடைய ஒரு உற்பத்திக்கு காரணமானது யாரு அப்படின்னு தேடி நாலா பக்கமும் பார்த்ததுனால அவருக்கு வந்து ஒவ்வொரு பக்கமும் திசையும் பாக்குற மாதிரி ஒரு தலை உண்டாச்சான் அது இந்த ஸ்லோகத்துல சொல்றார் தஸ்யாம் சஹா ச அம்போருக கர்ணிகாயாம் அவஸ்திதா லோக லோகம் அபஷ்யமானஹா பரிக்கிரமன் வியோம்னி விவருத்த நேத்திரஹா சத்வாரி லேபே அனுதிஷம் முகானி சத்வாரி முகானி லேபே அவருக்கு நான்கு முகங்கள் அடைந்தார் அனுதிஷம் ஒவ்வொரு திசையையும் ஒட்டி ஒவ்வொரு திக்கையும் ஒட்டி அனுதிஷம் சத்வாரி முகானி நான்கு முகங்கள் அவருக்கு ஏற்பட்டன எதனால விவிருத்த நேத்திரகா விவிருத்த நேத்திரகா விவிருத்த சஞ்சலத்துடன் கூடினதான ஒரு கண்ணு எங்க இருக்கு லோகம் நம்மளை சுத்தி என்ன இருக்கு நம்மளை சுத்தி என்ன இருக்குன்னு பாக்குறதுக்காக அவர் வந்து கண்ணை ஷழட்டினார் அப்படி அதுதான் விவிருத்த நேத்திரகா சகா பிரம்மா சோ தஸ்யாம் தஸ்யாம் அந்த ஜலத்தில் அல்லது அந்த ஆக்சுவலி முந்தின ஸ்லோகத்துல எங்க இருக்கு தஸ்யாமங்கிறச்சு உம் பத்மம்னு தான் இருக்கணும் பரிக்கிரமன்னு சரி அம்போருக கர்ணிகாயாமங்கிறதுக்கு அப்ஜெக்டிவா வருது உம் சோ அம்போருக அம்போருகனா தாமரை தாமரை பூ தான் இங்க வந்து கர்ணிகா அவருக்கு வந்து ஒரு தாமரை பூவினுடைய உட்பகுதிய கர்ணிகான்னு சொல்றோம் அல்லது ஒரு ஒரு சீட் அப்படிங்கிறதுக்கும் கர்ணிகாங்கிற அர்த்தத்தை பதத்தை உபயோகப்படுத்தலாம் கர்ணிகானா கர்ணாபரணம்னு இன்னொரு அர்த்தமும் இருக்கு ஸோ அதனால இது கொஞ்சம் அந்தந்த கான்டெக்ஸ்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து இதை அர்த்தம் பண்ணிக்கணும் தாமரை பூவினுடைய அந்த இலைக்கு லோட்டஸ் அந்த பத்திரத்துக்கும் உங்களுக்கு வந்து கர்ணிக்கான பேரு அல்லது தாமரை பூவினுடைய அந்த பெட்டல்ஸோட அந்த ஓரம் இருக்கும் இல்லையோ பெரிஃப்ரி அந்த பெரிஃப்ரியா கர்ணிகாங்கிற சில பேர் கர்ணிகாங்கிறச்சு அந்த உட்பகுதிய சொல்றா அங்கங்க நம்ம அர்த்தம் எடுத்துக்கணும் இங்க பிரம்மா உட்கார்ந்துட்டு இருக்கார் அந்த தாமரை பூலங்கிறதுனால தஸ்யாம் அந்த அம்போருக கர்ணிகாயாம் தாமரை பூவே ஒரு உட்காரும் இடமாக இருக்கக்கூடிய அந்த தாமரை பூ அந்த தாமரை பூவில் சகா அவஸ்திதா சன்ன இருந்து கொண்டவராக பிரம்மா லோகம் அபஷ்யமானகா உலகத்தை பார்க்காதவராக வியோம்னி ஆகாசத்தில் விவிருத்த நேத்திரா செலுத்திய கண் பார்வையை உடையவராக பரிக்கிரமன்னு கிரீவாமேவ தத்ரஸ்தேவ கிரீவாம் சாலையன்னு அப்படின்னு அர்த்தம் அங்கேயே நின்னுண்டு அவர் வந்து பரிக்கிரமன்னு யூஸ்வலி பரிக்கிரமத்தையுமே சுத்துறதுன்னு அர்த்தம் நடந்து நடப்பாதையா ஒரு ரவுண்ட் வருதுன்னு அர்த்தம் அப்படி இல்லைங்க கிரீவாம் சாலையன்னு ஏன்னா அங்கேயேதான் உட்கார்ந்துட்டு இருக்காரு அவஸ்திதான்னு முன்னாடி போட்டதுனால இருந்த இடத்துலயே உட்கார்ந்திருந்து வியோமினி பரிக்கிரமன்னு தன்னுடைய கழுத்தினால இங்கும் அங்கேயும் சுத்தி பார்த்து விவருத்த நேத்ரஹா லோக நிரீக்ஷணார்த்தம் விவருத்தே விச்சலித்தே நேத்திரே உலகம் எங்க இருக்குன்னு பார்ப்பதற்காக கண்ணை செலுத்தினவராக எல்லா இடங்களிலும் செலுத்திய கண்களை உடையவராக சகா அந்த பிரம்மா அனுதிஷம் ஒவ்வொரு திக்கிற்கும் ஒரு முகமாக சத்வாரி முகானி லேபே நான்கு முகங்களை அடைந்தார் தஸ்யாம் சச்ச அம்போருக கர்ணிகாயாம் அவஸ்திதோ லோகம் அபஷ்யமானஹா பரிக்கிரமன் வியோம்னி விவருத்த நேத்திரஹா சத்வாரி லேபே அனுதிஷம் முகானி தஸ்மாத் யுகாந்த ஸ்வசனாவகூர்ண தஸ்மாத் யுகாந்த ஸ்வசனாவகூர்ண ஜலோர்மி சக்கராத் சலிலாத் விரூடம் உபாசிரித கஞ்சம் உ லோக தத்துவம் ந ஆத்மானம் அத்தா அவிதத் ஆதிதேவகா ஆதிதேவகா சா ஆத்மானம் ந அவிதது கஞ்சம் உபாசிரிதா சன்னு லோக தத்துவம் ஆத்மானம் ச ந அவிதது இதுதான் மெயின் சென்டென்ஸ்ங்க அங்க அந்த தாமரைப்பூ அந்த ஜலத்திலிருந்து வெளிவந்தவராக வெளிவந்ததான கஞ்சம் தாமரைப்பூவில் உபாசிரிதா உட்கார்ந்தவராக பிரம்மா தன்னை பத்தியும் அவருக்கு தெரியல இந்த உலகத்தினுடைய தத்துவத்தை பத்தியும் அவருக்கு புரியல என்னதான் நாலு திக்க பாக்குற மாதிரி நாலு முகத்தை அவர் வந்து தனக்கு சிருஷ்டி பண்ணிண்டா கூட இந்த உலகத்தையோ அந்த உலகத்தினுடைய தத்துவத்தையோ அதுக்கு அடிப்படையான ஒரு அதிஷ்டான பூதமான பகவத் தத்துவத்தையோ ஆத்மானம் தன்னை பத்தின விஷயத்தையோ அவரால புரிஞ்சுக்க முடியல அவருக்கு பலவிதமான கேள்விகள் வருது நான் யாரு யாருனால எதற்காக சிருஷ்டிப்படப்பட்டேன் எனக்கு சிருஷ்டி பண்ண ஒரு வஸ்து எது இருக்கணும் கட்டாயமாக அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதுக்கப்புறம் தியானத்துல உட்கார்றாரு சோ தஸ்மாத்து இது இந்த முதல் லைன்ல இருக்கிறது பூரா உங்களுக்கு வந்து அந்த விரூடம் அந்த கஞ்சம் அப்படிங்கிற தாமரை பூக்கு அட்ஜெக்டிவா வரப்போகுது சலிலாது ஜலத்திலிருந்து விரூடம் உற்பத்தியானதான உத்கதம் விரூடம் உற்பத்தியானதான கஞ்சம் தாமரை பூவை கம்மன ஜலம் அதுல ஜாயத்தை இப்ப எப்படி பங்கஜங்கிறதுக்கு தாமரை பூ சொல்றோம் பங்காத்து ஜாயத்தை இது பங்கஜா கஞ்சாங்கிறது கஞ்ச கம் ஜலம் ஜலத்திலிருந்து வெளிவந்தது உற்பத்தி ஆச்சு அப்படிங்கிறதுனால கஞ்ச கஞ்சலோச்சனா அல்லது கஞ்ச தாமரை பூ போன்ற ஒரு கண்களை உடையவர் கஞ்சலோச்சனா அப்படின்னு வார்த்தைகள் பதம் பார்ப்பேன் ஆமா அதேதான் சோ கஞ்ச தாமரைப்பூ தளம்ங்கிறச்சு அந்த பெட்டல்ஸ் தாமரையினுடைய எதழ் போல ஒரு கண்களை உடையவள் கஞ்சம் உபாசிரிதா சோ கஞ்சம் தாமரை பூவில் உபாசிரிதா உட்கார்ந்திருப்பவராக இருக்கும் தேவகா எதிலிருந்து வந்தது இந்த தாமரை பூனா சலிலாத்து ஜலத்திலிருந்து உற்பத்தியானது அந்த ஜலம் எப்படி இருக்குங்கிறதுக்கு வர்ணிக்கிறார் யுகாந்த ஸ்வசன அவகூர்ண ஜல ஊர்மி சக்கராத்து யுகாந்த யுகாந்தங்கிறச்சு பிரளயம் பிரளய காலத்துல ஸ்வசன இங்க அழகா போட்டிருப்பாரு யுகாந்த ஸ்வசனஹாங்கிறச்சு பிரளய காலத்து வாயு ஸ்வசனஹான வாயு பிரளய காலத்து வாயு தேன அவகூர்ணம் அதனால் தத்திர தத்திர பிரகம்பிதம் அங்கங்கு அசைக்கப்பட்டதான ஊர்மி சக்கரம் அதனால் எஸ்மாத்து சர்வதா ஊர்மி சக்கரம் எங்க பார்த்தாலும் அலைகளினுடைய ஒரு சுழல் மாதிரி இருக்கான் அந்த பிரளய காலத்து வாயுவினால பண்ணப்பட்ட அந்த ஜலம் ஏ காரணமா இருக்கு ஒரே சமுத்திரமா மூன்று லோகமும் இருக்கும் பொழுது அந்த சமயத்துல பிரளய காலத்து வாயு வீசருது சண்ட பிரச்சண்டமாக வந்து அப்படியே சண்ட மாருத்தங்கள் வரும் சண்ட மாருத்தம்ங்கிறது உங்களுக்கு பிரளய காலத்து மாருத்தங்கள் அந்த பிரளய காலத்து மருத்து என்ன பண்ணோம்னா அங்கங்க அந்த ஜலத்தை சுழட்டி விடுறது அதனால அங்க வேர்ல்பூல் இருக்கிற மாதிரி இருக்கு எங்க பார்த்தாலும் ஊர்மி அலைகளினுடைய சக்கரம் சுழல்கள் அப்படிப்பட்ட சலிலாது ஜலத்திலிருந்து சோ யுகாந்த பிரளய காலத்து ஸ்வசன வாயு அதனால் அவகூர்ண அசைக்கப்பட்டதான ஜல ஜலத்தினுடைய ஊர்மி அலைகள் அலைகளினால் ஏற்பட்ட சக்கரம் சுழல்கள் அந்த சுழலை கொண்டதான சலிலாது ஜலத்திலிருந்து விரூடம் உற்பத்தியான ஒரு தாமரை கஞ்சம் அந்த தாமரை பூவை இது வந்து ஊங்கிறது இந்த இடத்துல வந்து விஸ்மயங்கிறது அதாவது இப்படி சுழல் பூந்து இருக்கக்கூடிய அந்த சமுத்திரத்துல நடுவுல பிரகாசமா வந்து அப்படியே ஸ்திரமா ஒருத்தருக்கு ஆசனம் கொடுத்துட்டு ஒரு தாமரப்பூ வர முடியும்னா அது ஆச்சரிய பூத்தம் தானே அதனால ஓ இது என்ன பிரமாதமான ஒரு விஷயமா இருக்கேங்கிற ஏன்னா அந்த சுழலோட அந்த தாமரப்பூவும் உள்ள அமங்கி இருக்கணும் ஆனா அவங்கல்ல இந்த சுழல்ல உங்களுக்கு அந்த தாமரப்பூ ஸ்டெடியா அங்க நின்று இருக்குங்கிறதுக்காக விஸ்மயத்தை காமிக்கிறதுக்காக சொல்றார் சோ கஞ்சம் உபாசிரிதா இந்த தாமரை பூவை ஆசிரிதம் அதை அடைக்கலமாக பூந்திருக்கும் ஆதிதேவகா முதன்மையான தேவரான பிரம்மா லோக தத்துவம் ஆத்மானம் ச அத்தா ந அபிதத் அத்தான சாட்சாத் பிரத்யக்ஷமாக அவருக்கு லோகத்தினுடைய தத்துவம் இந்த உலகத்தினுடைய அதிஷ்டான பூதம் என்ன வாட் எம் ஐ ஃபேஸிங்கிறதே அவருக்கு புரியல முதல்ல தான் யாருங்கிறதும் அவருக்கு அத்தா பிரத்யமாக சாட்சாத்தாக அவிதத்து ந ந அவிதத் இந்த ந வந்து இந்த கிரியாபதத்தோட சேர்த்துன்றணும் சோ ந அவிதத்து அவருக்கு புரியவில்லை सो तस्य च श्रीनारायण उपासनया आविर्भूतज्ञानक्रियाशक्तेः लोककर्तृत्वं न स्वतः इति वक्तुं प्रथमं तस्य விமோகம் ஆக எதுக்கு இந்த ஸ்லோகத்தை இப்படி ஆரம்பிக்கிறார்னா நாராயணனுடைய உபாசனையினாலதான் அவருக்கு ஆத் ஞானம் கிரியா இந்த சக்திகள்லாம் ஏற்பட்டது ஆவிர்பூதம் யாருக்கு பிரம்மாவுக்கு அதனால அந்த கர்த்தத்துவம் ஞாத்திருத்துவம் இதெல்லாம் வந்து அவருக்கு என்னத்தினால ஏற்பட்டது பகவானுடைய உபாசனை பண்ணத்தினால தான் ஸ்வதகா வரல அப்படிங்கிறத சொல்றதுக்காக முதல்ல பிரம்மாவுக்கு இருக்கக்கூடிய மோகத்தை இங்க காமிக்கிறார் தஸ்மாத் யுகாந்த ஸ்வசனா வகூர்ண ஜலோர்மி சக்கராது சலிலாத் விரூடம் உபாஸ்ருத கஞ்சமு லோகதத்துவம் ந ஆத்மானம் அத்தா அவிதது ஆதி தேவகா க ஏஷ என்ன அவருக்கு புரியல என்ன மாதிரி அவருடைய தாட்ஸ் இருந்தது மனசுல அப்படிங்கிறதுக்கு சொல்றார் க ஏஷ யோசௌ அகம் அப்ஜ பிருஷ்டே ஏதத் குதோவா அப்ஜம் அனன்யத் அப்சு அஸ்திஹி அதஸ்தாத் இஹ கிஞ்சன ஏதத் அதிஷ்டிதம் எத்திர சதானு பாவ்யம் க ஏஷா யஹ அசௌ அகம் அப்ஜ பிருஷ்டே கஹ ஏஷா அப்ஜ பிருஷ்டே தாமரைப்பூவனுடைய இதுல சீட்டுல அப்ஜபிருஷ்டே தாமரைப்பூங்கிற ஒரு ஒரு பிருஷ்டம் ஒரு சீட்டுல வந்து ஒரு ஆசனத்துல உட்கார்ந்திருக்கக்கூடியவனான நான் அகம் கஹ ஏஷா எவன் ஒருவன் இந்த தாமரைப்பூ என்னும் யக அசௌ அகம் எந்த இந்த நான் அப்படி அர்த்தம் அங்க இது எந்த இந்த நான் அப்ஜபிருஷ்டே அஸ்மி இந்த தாமரை பூங்கிற ஆசனத்துல இருக்கேனோ சஹா ஏஷஹா கஹ ஈவன் யார் அப்படின்னா தன்னை பத்தியே அவருக்கு முதல்ல புரியல இந்த இந்த ஆக்சிடென்ட் ஆகி ஆஸ்பத்திரியில எழுந்த உடனே நான் எங்க இருக்கேன் நான் யாரும்போம் அந்த மாதிரி இந்த அம்னீசியா பேஷண்ட் பேஷண்ட் மாதிரி உங்களுக்கு ஒரு நிமிஷம் ஃபர்ஸ்ட் பிரம்மாவுக்கு தான் யாருன்னே புரியல இங்க யா அசௌ அகம் அப்ஜபிருஷ்டே அஸ்மி கஹா ஏஷா யார் இது அப்புறம் ஏதத்து வா அப்ஜம் முதல்ல தான் யாருங்கிறது அதுக்கப்புறம் தான் இருக்கும் இருப்பிடம் எங்க அப்படிங்கிறதுக்கு அடுத்த ஸ்டெப் ஏதத் அப்ஜம் அனன்யத்து அப்ஜம் அப்சு குதஹா அப்சு ஜலங்களில் இந்த ஜலங்களில் அப்சு ஏதத் வா இந்த தாமரை பூவோ என்றால் சோ ஏதத் அப்ஜம் கிம்னு எடுத்துக்கலாம் இந்த இந்த தாமரைப்பூ இல்லையோ அனன்யத்து வேறு ஒன்றுமே இல்லாமல் இந்த தாமரைப்பூ மாத்திரம் இந்த ஜலத்துல இருக்கு ஒரு குளம் கொட்டைன்னு எடுத்துட்டோம்னா அந்த இடத்துல பூவை மலர்ற மலர்றதுன்னா ஒத்த பூவா மலரும் ஜென்ரலி கூட அட்லீஸ்ட் ஒரு மொட்டாவது இருக்கும் பக்கத்துல அந்த மாதிரி எதுவுமே இல்லாத வெறும் இந்த ஒத்த தாமரைப்பூ அனன்யது அந்நது நாஸ்தி இது அனன்யது ஏகமேவ ஏதது அப்ஜம் குதகாவா ஜாத்தம் குதகா எங்கிருந்து பிறந்தது சோ அவிதுஷா தஸ்ய விதர்க்கம் விமோகம்னு முதல் ஸ்லோகத்துல சொன்னார் அவருக்கு மோகம் இல்லாத காரணத்தினால அவர் வித்வான் இல்லை சோ மோகத்துக்கு உட்பட்டவராக இருக்கும் அந்த பிரம்மாவனுடைய ஒரு விதர்க்க மோடு அதாவது என்னன்னாலும் அனாலிசிஸ் மோடு அவருடைய மனசுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் சொல்ல வர்றார் அஹ் அதுல முதல்ல நான் யாருன்னு கேட்டார் அனன்யத்துங்கும் பொழுது ஏகமேவ ஏத்தது அப்ஜம் குதகாவா ஜாத்தம் இந்த தாமரை பூ இப்ப எங்க இருந்து வந்தது அடுத்தது எத்திர ஏதது அதிஷ்டிதம் தேன அதஸ்தாத்து சதா வர்த்தமானேனு நிச்சிதம் பாவ்யம் இங்க ஸ்ரீதர சுவாமி ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிட்டார் அதை விட தனியா முதல்ல வந்து அதஸ்தாத்து இஹ கிஞ்சன அஸ்தி அதை முதல்ல தனியா எடுத்துருங்கோ அதஸ்தாது இக இந்த ஜலத்தில் ஆர் இந்த தாமரை பூவுக்கு அதஸ்தாது கீழ்ப்பகுதியில் கிஞ்சன அஸ்தி ஏதோ ஒன்று இருக்க வேண்டும் இருக்கு அப்படிங்கிறார் இருக்குங்கிறதுக்கு எப்படி இவர் தீர்மானம் பண்றாருங்கிறது அடுத்த பகுதி ஏன்னா எத்திர ஏதது அதிஷ்டிதம் தத்த சதானுபாவியம் எங்கு இது போய் பிரதிஷ்டை நிலை பெற்று இருக்கிறதோ அங்கு ஏதோ ஒரு வஸ்து இருப்பதாக தானே இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் நிச்சயமாக ஒரு கன் அங்க அனுமானத்துக்கு வரார் சோ ஃபர்ஸ்ட் இந்த தாமரப்பூ எங்கேந்து வந்தது இந்த தாமரப்பூக்கு கீழே ஏதோ இருக்கணும் இருக்கு அப்படின்னு தீர்மானம் பண்றார் ஏன் இருக்கு அப்படின்னு அவர் தீர்மானம் பண்றாருங்கிறதுக்கு கடைசி லைன் ஏதத் அதிஷ்டிதம் எத்திர எத்திர எந்த இடத்துல இந்த தாமரப்பூ போய் ஒரு நிலை பெற்று இருக்கிறதோ அதிஷ்டிதம் தத்ர சதா வர்த்தமானேன பாவ்யம் வர்த்தமானேன பாவ்யம்னா ஏதோ ஒரு வஸ்து இருப்பதாக இருக்க வேண்டும் நிச்சயமாக நு நிச்சயம் நிஷ்டிதம் சோ வர்த்தமானேன பவித்தவியம்னு அர்த்தம் சதா பாவ்யம் இருப்பதாக தான் நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கணும் அதுதான் சதானுபாவியம் சோ கயேஷ யோ அசௌ அகம் அப்ஜ பிருஷ்டே ஏதத் குதோ வா அப்ஜம் அனன்யத் அப்சு அஸ்திஹி அதஸ்தாத் இஹ கிஞ்சன ஏதத் அதிஷ்டிதம் எத்திர சதானுபாவியம் ச இத்தம் உத்வீக்ஷிய ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து வியாக்கியானத்துல ஒரு லைன் கொடுக்கிறார் இது ததாச்ச ஸ்ருதிஹின்னுட்டு ஸ்ருதி வாக்கியத்துல தைத்திரிய பிராமணம் நினைக்கிறேன் இது தைத்திரிய பிராமணத்துல முதல் காண்டம் முதல் பிரபாட்டகத்துல மூணாவது மந்திரத்துல இருந்து எடுத்திருக்காரு இத சோ அபஷ்யத்து புஷ்கர பர்ணே திஷ்டன்னு சஹா அமன்யத அஸ்திச்ச ஏதத்து எஸ்மின் இதம் அதிஷ்டி அதிதிஷ்டதி இந்த தாமரப்பூ இருக்கு தாமரப்பூல பிரம்மா முதல்ல வந்தார் இதெல்லாம் வந்து தைத்திரிய பிராமணத்துல இருக்கு வேதத்துல இருக்கு அதனால வேத பிராமணியத்தை எடுத்து இங்க சொல்றார் பாகவதத்துல ஒரு கதையை சொல்ற மாதிரி சொல்லலங்கிறதுக்கு வேத பிராமணியத்தை கொடுக்குறாருங்க சஹா அபஷ்யத்து புஷ்கர பர்ணே புஷ்கர பர்ணே அந்த தாமரப்பூவனுடைய இலையில அவர் வந்து உட்கார்ந்து இருக்கிறவராக அவர் சுத்தமத்தும் பார்த்தார் திஷ்டன்னு சஹா அமன்யதா அங்கேயே இருந்து கொண்டு யோசிச்சாரா अस्ति च எஸ்மின் இதம் அதிஷ்டிதம் எஸ்மின்னு எந்த ஒரு பரம்பொருளில் இது வந்து நிலை பெற்று இருக்கிறதோ அதிதிஷ்டதி ஏதத்து அஸ்தி ஏவ அது இருக்கிறது அப்படிங்கறதுனால இப்ப இந்த ஒரு ஸ்ருதி வாக்கிய பிரமாணத்தை வச்சுண்டு இந்த வாக்கியத்தை கனெக்ட் பண்ண பாக்குறார் சோ எத்த அதிஷ்டிதம் சதானுபாவியம் தது இக அதஸ்தாது கிஞ்சன அஸ்தி எந்த காரணத்தினால இது நிலை பெற்று இருக்கிறதோ அதாவது இந்த சுழல்ல அது வந்து அடிச்சு நகராம இந்த தாமரைப்பூ அப்படியே நின்றுட்டு இருக்கே அதனால எங்கேயோ போய் அது ஃபேமா இருக்கணுமோ இல்லையோ அதனால கீழே ஒண்ணு இருக்குன்னு தீர்மானம் பண்றேன் அடுத்தது சக இத்தம் உத்வீக்ஷிய தத் நாள நாடீபிகி அந்தர்ஜலம் ஆவிவேஷ ந அர்வாக்கதா தத் கர நால நால நாபிம் விசின்வன் தத் அவிந்தத அஜஹ இந்த தத்து அவிந்தத அஜகா தத்து அவிந்ததன்னு அவருக்கு கடைச்சுடுத்துங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுப்போம் ஆக்சுவலி இங்க நாங்கிறது முன்னாடி இருக்கு ந அவிந்ததங்கிறத சேர்த்துக்கணும் அஜகா பிறப்பற்றவராக இருக்கும் அந்த பகவான் பிரம்மா அவருக்கு என்ன பார்த்தாலும் அவருக்கு புரியல அப்படிங்கிறார் சோ தஸ்ய பகிர்முக பிரவருத்தியா மகதா அபி காலேன தத் அப்ராப்திங்கிறதுக்கு இங்க சொல்றேன் வெளிநோக்கு பார்வையுடன் வெளியில அவர் பார்த்துட்டே இருக்காரு எல்லா இடத்துலயும் அருவாகதா அதுக்கப்புறம் தான் உள்ள போகிறார் உள்ள போகிறாருங்கிறதும் அந்த தாமரப்பூவனுடைய நாபிக்குள்ளேயே போய் அவர் பாக்குறாராம் உள்ளே வெளியே எல்லா இடங்களையும் அவர் பார்த்தும் அவருக்கு வந்து தெரியல ஒண்ணுமே கண்ணுல புரியல உள்ளுக்குள்ள பகவான் வரணுங்கிறது அப்புறமா தான் புரியறது இத்தம் சஹா பிரம்மா இத்தம் உத்வீக்ஷிய இவ்வாறு எல்லா இடங்களிலும் பார்த்துவிட்டு வெளியில பகிர்முகமாக எல்லா காலமும் தேடிவிட்டு அதுக்கப்புறம் தத் அப்ஜ நால நாடீபிகி அந்தர்ஜலம் ஆவிவேஷ அந்த அப்ஜ தாமரைப்பூவினுடைய நாளம் தண்டு அந்த தண்டினுடைய நாடி அதுக்கு தண்டுல வந்து நிறைய ஓட்டைகள் இருக்கும் அதனுடைய அந்த நாடி பிரதேசம் வழியாக நாடிங்கரிச்சே நர்வுங்கிறோம் இந்த இடத்துல வந்து நாளம் தண்டு அதற்குள் இருக்கக்கூடிய நாடி பேசேஜ் அந்த பேசேஜ் வழியா அந்தர்ஜலம் ஆவிவேஷ ஜலத்துக்குள் நுழைந்தார் பிரம்மா அருவாக் கதகா சஹா அருவாக்கு அடி அடியில் சென்றவரான அவர் தத் கரநால நால நாபிம் கரநாலகாங்கிறது தாமரைப்பூக்கு ஒரு வார்த்தை கரநாலசிய பத்மஸ்ய நாலம் தஸ்ய நாபி சோ கரநால தாமரைப்பூ இந்த வார்த்தை தான் அப்ஜ நால நாடிங்கிறதுக்கு தான் கரநால நால நாபின்னு கொடுத்துருக்காரு சேம் வேர்டு சோ கரநாளங்கிறது கரண ரஃப்னு அர்த்தம் அந்த தாமரை பூ மேல எதழ் எவ்வளவுக்கு எவ்வளவு சாஃப்டா இருக்கோ அதனுடைய நாடி இது நாளம்ங்கிறதுக்கு வந்து நிறைய முட்கள் உண்டுன்னு பேரு நமக்கு வேணா அது பாக்குறதுக்கு சாஃப்டா இருக்கும் ஆனா எதழை விட ரஃபா தான் இருக்கும் அது அந்த தாமரை தண்டு சோ கரனால ரொம்ப ரஃபா இருக்கக்கூடிய அதனுடைய நாள் நாளம் தண்டு அந்த தண்டினுடைய நாளம் அதுக்குள் இருக்கக்கூடிய அந்த பேசேஜ் அதுதான் அது வழியா நாபி அதனுடைய உட்பகுதி வரையில் சென்று விட்டு அர்வாத்கதா சோ தாமரை பூவனுடைய உட்பகுதி வரையில் அர்வாகதா விசின்மன்னு அர்வாகதா தேடிக்கொண்டவராக உள்ளே போனவராக தது ததுங்கர்ச்ச ததா அப்பொழுதும் கூட ததா அபி சஹ ந அவிந்தத அவர் அடையவில்லை அது லோக தத்துவம் ஆத்மானம் இத பத்தின ஒரு அதிஷ்டானம் வேணும் இதுக்கு ஒரு அதிஷ்டானம் இருக்கணும் இதுக்கு காசல் ஏஜென்ட் யாரோ ஒருத்தர் இருக்கணும் அவரை போய் கேட்டா இந்த தத்துவங்கள் எல்லாம் புரியும் அப்படிங்கிறதுக்காக அவரை தேடிட்டு தான் போயிருக்க தேடியும் அந்த தாமரைப்பூவனுடைய தண்டுக்குள் வழியாக அடியில போய் ஜலத்துக்குள்ள நுழைஞ்சு ஜலத்துக்குள்ள இருக்கக்கூடிய தாமரைப்பூ நாடியும் தாண்டி தாண்டி போகணும் போயும் அவரால் கண்டுபிடிக்க முடியலை ந அவிந்தத सुस इत्थम् उद्वीक्ष्य तदब्जनाल नाडीभिः अन्तर्जलम् आविवेश न अर्वाग्गतः तत् खरनालनालनाभिम् अविन्दत अजः तमसि अपारे विदुर आत्मसर्गं विचिन्वतः अभूत्सु महान् त्रिणेमिः यो देहभाजां भयम् ईरयाणः परिक्षिणोति आयुः अजस्य हेतिः हे विदुर ஆத்மசர்க்கம் விசின்வதா தஸ்ய பிரம்மணா சு மகான் காலகா அபூத்து இங்க காலகாங்கிற வேர்டே இல்லை காலங்கிற வேர்டுக்கு திரிநேமிகிங்கிற வார்த்தை வார்த்தையை யூஸ் பண்றார் சோ ஹே விதுர விதுரரே ஆத்ம சர்க்கம் தன்னுடைய சிருஷ்டி பிரம்மா தன்னுடைய சிருஷ்டியை பத்தி தேடிக்கொண்டு இருப்பவராக அவருடைய சும அவருக்கு சோ மகான் திரிணேமிகி அபூது சோ மகான் வெகு ஒரு பெரிய காலம்ங்கிறது ஏற்பட்டது திரிணேமிகிங்கிறது தான் காலம் இங்க இங்க காலகான்னு போட்டிருக்கார் ஆஹ் ஆனா திரிநேமிகிங்கிறது மூன்று நேமினா ஆரம் அந்த spokes of a wheel so காலம்ங்கிற சக்கரத்துக்கு மூணு ஸ்போக்ஸ் இருக்கான் அது என்னன்னா நியூனம் அதிகம் சம திவச ரூப நேமித்ரயம் சோ சம திவசம்னு ஒன்று நியூனம் குறைச்சலா போகலாம் காலம் இப்போ இது வந்து ஒரு ஒரு ஐ திங்க் ஒரு கன்செப்டுவலா நம்ம எடுத்துக்கணும் மைண்ட்ல நம்ம எப்படி வந்து டைமை யோசிக்கிறோம் அப்படின்னா we think of it as in three ways ஒன்னு நியூனம் அப்படின்னா நமக்கு டைமே பத்தல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையோ அதனால நியூனம்ங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு அந்த காலத்துக்கு டைம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு எனக்கு எப்படி பொழுது போக்குறதுனே தெரியல அப்படின்னு ஒரு கான்செப்ட் மைண்ட்ல வருது அதனால அதிகங்கிற ஒரு ஸ்போக் ஒரு நேமி அதுக்கப்புறம் சமம் அது காலம் சரியாதான் போயின்னு இருக்கு நம்ம தான் ஓடுறோம் அப்படின்னு சில பேர் கொஞ்சம் பிலசாபிக்கலாவும் இருக்கலாம் டைம் இஸ் கான்ஸ்டன்ட் நம்ம பாக்குற விதத்துலதான் இருக்கு நம்ம பர்செப்ஷன்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாமோ இல்லையோ சம அப்படின்னு இது வந்து நான் எனக்கு புரிஞ்சபடிக்கு நான் சொல்றேன் நியூனம் அதிகம் சமங்கிறதுக்கு வேற ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் இருக்கலாம் அதுக்கு அதனால திரிநேமிகி மூன்று ஒரு மூணு ஸ்போக்ஸோட இருக்கக்கூடிய ஒரு கால சக்கரம்ங்கிறது என்னதுன்னா நியூனம் அதிகம் சமம் அப்படிங்கிற ஒரு நாட்களை short hand minute hand second இருக்கா hour is very long minute seems correct சமமா இருக்கு செகண்ட் ரொம்ப போற மாதிரி இருக்கு அழகா long daylight short daylight சமம் சொல்றோம் இல்லையா ஒர்க் இந்த சம்மர் வின்டர் ஸ்டோல் இருக்கு வின்டர் வந்து it is the day summer சோல்ஸ்டைஸ்ங்கிறது லாங்கஸ்ட் டே மற்ற நாள்லாம் சமமா இருக்கும் இது வந்து டெம்பரேட் ஜோன்ஸுக்கு அப்படி இருக்கும் உங்களுக்கு திவஸ் சம திவச திவஸ் சமரூபம் ஆமா திவச ஒரு ஒரு நாட்களினுடைய ஒரு சமம் நியூனம் அதிகம்னு இருக்கு அது இன்னும் இங்க வந்து கான்செப்டாக நம்ம எடுத்துட்டோம்னா மனசுல நமக்கு சில சமயம் அப்படிதான் தோன்றது காலமுங்கிறதும் நீங்க சொல்றது ஆப்டா இருக்கு correct when we want it, the time does not go forward faster. when we are having fun, time flies fast அதுதான் ஆனா சில நாளைக்கு வந்து எதுவுமே ஒண்ணும் பெருசா நடக்காத பொழுது நமக்கு வந்து we are not even conscious of the time அப்போ வந்து அது சமநிலையில இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் சோ மகான் திரிணயமிகி இப்ப பகவானுக்கு எப்படின்னா பிரம்மாவுக்கு ஒரு வெகு காலம் சென்றது அந்த வெகு காலம்ங்கிறது என்னதுன்னா நூறு வருஷம் அவருடைய ஒரு சம்பத்சர சதம் அதிக்ராந்தம் இது உக்தம் பவதி நூறு வருஷங்கள் இந்த மாதிரி அவர் தேடினார் அப்படின்னு சொல்லுவா மேலும் இந்த காலத்துக்கு வந்து இன்னும் மூணு அப்செக்டிவ் கொடுக்கிறார் முதல்ல வந்து யஹா தேகபாஜாம் பயம் ஈரையானகா தேகபாஜாம் தேகத்தை கொண்டவர்களுக்கு பயத்தை உண்டு பண்றதாம் இந்த காலம் பயம் உற்பாதையன்னு ஏன்னா ஐயோ டைம் ஆயிடுதே அப்படின்னு ஒரு ஒரு பதட்டம் வரதோ இல்லையோ நமக்கு இல்ல நம்ம வந்து எவ்ரி டைம் நமக்கு வந்து இப்ப பர்த்டே வந்தாலே உங்களுக்கு உடனே வந்து ஹா we lesser and lesser time அப்படின்னு ஒரு ஒரு பயம் உண்டாகலாம் அல்லது காலங்கிற அந்த யமன் எடுத்துக்கிறோமே அந்த யமன் வந்து உங்களுக்கு காலகான ஒரு இது அதனால அந்த யமனை பத்தி நம்ம நினைக்கும் பொழுதும் நம்மளுடைய டைம் எந்த டைம் வந்துருத்துன்னுட்டு தேகம் உடையவர்களுக்கு எல்லாருக்குமே பயத்தை உண்டு பண்றது அப்படி Kalan is the representative as a Yama அடுத்தது ஆயுகு பரீட்சணோதி ஆயுஷ நமக்கு வந்து குறைக்கிறதா இந்த காலம்ங்கிறது தான் காலம் போயிட்டே இருக்கிறதுனாலதான் ஆயுகு நம்மளுடைய லைஃப் டைம் வந்து அது லைஃப் ஸ்பேன குறைச்சுட்டே வருது பரீட்சினோதி அது குறைக்கிறது நாசம் செய்கிறது மேலும் கடைசியா நமக்கு வேணுங்கிறது அஜஸ்ய ஹேதிகி இங்க அஜஸ்யங்கிறது நாராயணரை சொல்றார் அஜஸ்ய விஷ்ணோஹோ ஹேதிஹி ஹேதிஹி ஆயுதம் விஷ்ணுவனுடைய ஆயுத ரூபமாக இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரம் இந்த சுதர்சன சக்கரம் தான் காலச்சக்கரம் அதுதான் உங்களுக்கு வந்து தேகம் யமன்னும் பேரு அது ஆயு பரீட்சணவதி ஆயுள்ள எடுக்கக்கூடிய ஒரு சக்தியும் அந்த சுதர்சன சக்கரத்துக்கு இருக்கு சுதர்சனம் அல்லையா ஆமா ஆமா அதுதான் அந்த சுதர்சன சக்கரத்தினாலதான் அவர் வந்து டெஸ்ட்ராய் பண்றாருங்கிறச்சு ரொம்ப அழகா வந்து தேசிகர் ஒரு ஸ்தோத்திர ரத்ன பாஷ்யம்னுட்டோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லோகம் சொல்லுவார் இல்ல சாரி சுபாஷித நீதியில சொல்லுவார் பிரதம துர்ஜனாய பும்சே சாரி பிரதம சுஜனாய பும்சே மஹ்யம் பிரதம துர்ஜனாய நமகா ரெண்டு பேருக்கு இங்க நமஸ்காரம் சொல்லுவார் பகவான் வந்து ரொம்ப சௌஜன்யத்தோட இருக்கக்கூடியவர் சுலப சௌலபியத்தோட இருக்கிறவரா பகவான் நான் வந்து பெரிய துர்ஜனன் கெட்டவன் ரெண்டு பேருக்கும் நமஸ்காரம் என்ன ரெண்டு பேருமே என்ன பண்றாருன்னா உபகார அபகாராபியம் யௌ சர்வம் கிருதம் ஹதா சர்வம் ஹத கிருதம் யௌ உபகார அபகாராபியம் நம் எனக்கு எவனாவது ஒருத்தன் ஒரு அபகாரம் பண்ணாலே அவனை ஒழிச்சுடுறதுன்னு தீர்மானம் பண்ணிடுறேன் சுபாஷிதம் தானே அவர் வேடிக்கையா சில இது எழுதுறதுதான் அந்த இடத்துல யாராவது நமக்கு அபகாரம் பண்ணான்னா உடனே ஒழிக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணிடுறோம் ஆனா பகவான் எப்படி இருக்காருன்னு மாறுது அதனால தன்னை வந்து பிரதம துர்ஜனகாங்கிறார் முதன்மையாக இருக்கும் கெட்டவன் அதே பிரதம சுஜனகா யாருன்னா பகவான் ஒரு அப உபகாரம் அவருக்கு நம்ம செஞ்சோம்னா உபகாரம்னா இந்த இடத்துல ஹெல்ப் இல்ல அவருக்கு ஒரு சர்வீஸ் ஒரு நினைப்பு ஒரு க்ஷணம் நம்ம பகவான நினைச்சோம்னா கூட அவன் எல்லாத்தையும் முன்பு செய்ததை போக்குகிறானா நாசம் செய்கிறான் முன்பு செய்ததை போக்குகிறான்னா புண்ணியம் பாபம் சகல கர்மாவனுடைய ஒரு பலனையும் போக்கி நமக்கு மோட்சத்தையே கொடுக்க தயாரா இருக்கான் அப்படின்னு அதனாலதான் இந்த காலம்ங்கிறத வந்து உங்களுக்கு சுதர்சன சக்கரம்ங்கிறது ரெப்ரசன்டேஷனா இருக்கு தமசி அபாரே விதுர இப்போ இந்த இந்த தமசி அபாரே அபாரே தமசி தமசுங்கிறது உங்களுக்கு வந்து இருட்டு அபார எல்லையில்லாத இந்த தமசுல சுதர்சன சக்கரம் அஷ்டகம் இருக்கு அதை படிக்கணும் அது வந்து அவருடைய ஒரு இதுவும் பியூட்டிஃபுல்லா இருக்கும் ஸ்லோகங்களும் ரொம்ப அழகா இருக்கும் அந்த காலத்தை வர்ணிக்கிற அவர் விதமும் பியூட்டிஃபுல்லா இருக்கும் அதுல வேர்ட்ஸ் பதன்களே வந்து ரொம்ப அழகா இருக்கும் அதுல பிரதிபட்ட ஸ்ரேணி பீஷணன்னு ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன் அகம்னு பகவத்கீதையில கிருஷ்ணன் தன்னை காலமாவே சொல்லிக்கிறார் இல்லையா ஆமா ஆமா அது இதுலயும் வந்து நம்ம பார்த்திருக்கோம் ஏன்னா காலம்ங்கிறது பகவானுடைய இன்னொரு ஒரு ஸ்வரூபமா தான் சொல்ற விஷ்ணு புராணத்துல எல்லாத்துலயுமே உங்களுக்கு வந்து வரும் மாயா புருஷன் அதுக்கப்புறம் காலம் ஏன்னா காலம்ங்கிறது தான் உங்களுக்கு கேட்டலிஸ்ட் சிருஷ்டி ஏற்படுறதுக்கு அது வந்து தூங்காத சக்தி பகவானோடது அப்படின்னு ஒரு இடத்துல கேட்டிருக்கேன் நான் எல்லா சக்தியும் அடங்கி போயிடுறது பிரளயம் ஆன உடனே ஆனா அந்த காலம்ங்கிற சக்தியை மட்டும் அவர் ஜாகிரதா ரூபத்துல வச்சுருக்காரு சிருஷ்டி டைம்ல அத இமிடியேட்டா அதையே பிரவேகிக்கிறாருன்னு எனக்கு கேட்ட மாதிரி இருக்கும் இருக்கும் அபாரே தமசி சோ எல்லை இல்லாத அந்த தமஸ் இருட்டுல ஆத்மசர்க்கம் விசின்வதா தன்னுடைய காரணத்தை தேடுகின்றவராக அந்த பிரம்மாவுக்கு சுமகான் திருநேமிகி அபூது ஒரு பெரிய காலம்ங்கிறது சென்று விட்டது ஒரு கிட்டத்தட்ட நூறு வருஷம் போயிடுத்து அந்த எந்த காலம் மனுஷியர்களுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணுகிறதோ ஈரையானகா ஈரையானகா ஈரத்தேன பிரேரத்தை பிரேரணம் கரோத்தி சோ பயத்தை உண்டு பண்ணுகின்றதோ ஆயு பரீட்சணோதி ஆயுள்ள குறைக்கின்றதோ அஜஸ்ய ஹேதிகி விஷ்ணுவனுடைய ஆயுத ரூபமாகவும் இருக்கிறதோ அந்த ஒரு பெரிய காலம்ங்கிறது சென்றது தமஸ்யபாரே விதுர ஆத்மசர்க்கம் விசின்வதோ பூத் சுமஹான் ஸ்திருணேமிகி யோதேக பாஜாம் பயமீரயாணா பரீட்சிணோத்தியாயுர் அஜஸ்ய ஹேதிகி ததோ निवृत्तो अप्रतिलब्धकामः स्वधिष्ण्यम् आसाद्य पुनः सदेवः शनैर्जितश्वासनिवृत्तचित्तः न्यषीदत् आरूढसमाधियोगः ಅಂತರ್ಮುಖ ಸಮಾರಾಧ್ಯ ಬಹಿರ್ಮುಖ ಸುರ್ದುರ್ಲಭಾಂಬ ಅಂಬಾಳಕ್ಕೆ பகிர்முக சுதுர்லபா வெரி டிஃபிகல்ட் டு அட்டைன் நம்ம வந்து வெளிநோக்கு பார்வையுடன் இந்த இந்திரியங்கள் இருந்ததுன்னா பகிர்முக சுதுர்லபா துர்லபானாலே டிஃபிகல்ட் டு அட்டைன் துக்கேன லப்யத்தை ரொம்ப கஷ்டம் சுதுர்லபான மிகவும் துக்கம் ரொம்ப டிஃபிகல்ட் டு அட்டைன் பகிர்முகமா இருந்ததுன்னா அதனால அந்தர்முகமா போகணுங்கிறது தான் அந்தர்முக சமாராத்தியா அவளை ஆராதனை பண்ண முடியும் அந்தர்முகமாக அதுதான் இங்கே வந்து தூ பகவந்தம் திருஷ்டவான் இத்தியாக துவாபியா ரெண்டு ஸ்லோகங்கள்ல உங்களுக்கு அந்தர்முகமாக பகவானை தேடும் பொழுதுதான் உங்களுக்கு பிரம்மாவுக்கு புரிஞ்சுது சோ ததோ நிவத்தோ அப்பிரதிலப்த காமஹா ததா நிவத்தா ததா அன்வேஷனாது நிவத்தா தேடுவதிலிருந்து திரும்பிட்டார் கீழே போய் ஜலத்துல தேடி இங்க துளாவி அந்த நாளத்துக்குள்ள போய் இங்க போய் எல்லா இடத்துலயும் அவர் தேடி பார்த்தோம் நாலு தலை இதுக்காக அவர் வந்து உற்பத்தி செய்தும் கூட அப்பிரதிலப்த காமகா காமகான்னு அவருடைய டிசையர் என்ன மனோரதம் அவருக்கு தன்னுடைய உற்பத்தி காரணம் யாருன்னு புரிஞ்சுக்கணும்னு அவருக்கு வந்து ஆசை அந்த ஆசை அப்பிரதிலப்தம் பிரதிலப்தம் அடைந்தது அப்பிரதிலப்தம் அடையவில்லை அடையாத ஒரு காமத்தை கொண்டவராக அவர் ஆசையை கொண்டவரான அவர் ச தேவகா புனகா மறுபடியும் ஸ்வதிஷ்ணியம் ஆசாத்திய ஏற்கனவே இப்போ உள்ள ஜலத்துக்குள்ள போனதுனால இப்ப திருப்பியும் மேல வந்து அந்த தாமரைப்பூ ஸ்வதிஷ்ணியம் தன்னுடைய இருப்பிடமான பத்மம் தாமரைப்பூவை அடைந்து ஜித சுவாச நிவிருத்த சித்தகா சுவாச அந்த இதுக்கு பிராணாயாமம் பண்ணி அந்த மனசுல அந்த சுவாசம் மூச்சு காத்த நிவிருத்தம் நிறுத்தி ஜித சுவாசேன ஏன்னா நம்ம ரேண்டமா நம்ம வந்து மூச்சு காத்து விட விட தாட்ஸ் எல்லாமும் உங்களுக்கு ரேண்டமா போகும் முதல்ல வந்து அந்த பிராணனை வந்து ஒரு ரெகுலேட் பண்ணணும் ரெகுலேட் பண்ணா தானா உங்களுக்கு வந்து மனசு ரெகுலேட் ஆகி அடங்கி நிற்கும் பிராணன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெடிடேஷன் பண்றச்சே கூட நமக்கு வந்து பல இடங்கள்ல நமக்கு தாட்ஸ் வந்து வேற விதத்துல போகிறச்சு அதை வந்து ஒருங்கிணைக்கணும் அதை கொண்டு வந்து நிலைத்து நிறுத்தணும்னா யூ ஸ்டார்ட் கான்சென்ட்ரேட்டிங் அந்த பிரெத் அந்த பிரெத் ரெகுலேஷன் அதுக்காக தான் ரொம்ப பிராணாயாமத்தை வந்து முக்கியமா சொல்றது யம நியம ஆசன பிராணாயாமங்கிறது எதுக்குன்னா அந்த ஆசனங்கள்லாம் உடம்புல ஒரு ஒரு ரெகுலேஷன் கொண்டு வந்து அந்த ஆசனத்தோட பிராணாயாமத்தை நம்ம கனெக்ட் பண்ணோம்னா அப்போ இந்த பிரெத்தோட ரெகுலாரிட்டி வரும் when the breath starts becoming very regular அப்போ மனசு ஒருங்கிணைத்து நிற்கும் மனசும் ஸ்டெடி ஆகும் இது ரெண்டும் கனெக்டட் அங்க பிராணனும் மனசும் அதனால ஜித சுவாச நிவர்த்த சித்தா ஜிதேன சுவாசேன ஜெயிக்கப்பட்ட பிராணனினால் அந்த மூச்சு காத்துனால நிவிருத்தம் சம்யதம் சித்தம் அடக்கப்பட்ட மனதை கொண்டவரான அந்த பிரம்மா ஜிதஸ்வாச நிவிருத்த சித்தக சா ஆரூட சமாதி யோகா சன்னு அதையேவ ஆகையினால் ஆரூட சமாதி யோகா சமாதி யோகாங்கிறச்சு விசேஷ ஜான அபாவேன சாமானிய கோட்டி ஸ்வகாரணே விற்பி நிரோதா விசேஷ ஜானம் இந்த இடத்துல இருப்பாரா இல்ல இதுதான் அவருடைய பர்டிகுலர் ஸ்பேஸா கன்ஃபைன்மெண்டா இந்த காலத்துல அவர் உண்டு அந்த மாதிரி இல்ல அவர் கையில என்ன வச்சுருப்பார் கா வெளியில வெளிநோக்கு பார்வையினாலே you are trying to think of something which is definite உள்நோக்கு பார்வைங்கிறச்சேயே இட் பிகம்ஸ் மோர் அப்டிராக்ட் அப்போ ஜோதிஸ்வரூபத்தை பார்க்கக்கூடிய ஒரு ஒரு சான்ஸ் நமக்கு இருக்கு வெளியில நம்ம வந்து வெளிநோக்கு பார்வையோட இருந்தோம்னா கண்ணுனால கிரகிக்க முடியத மாத்திரம் கிரகிப்போம் மூக்குனால கிரகிக்கிறத மாத்திரம் கிரகிப்போம் கையினால கிரகிக்கிறத மாத்திரம் கிரகிப்போம் so it becomes very confined அங்க அப்போ டெஃபினட்டாவும் ஆயிடும் உங்களுக்கு ஒரு ஷேப்னு இருக்கணும் ஒரு ஸ்மெல்ன்னு இருக்கணும் இதனால ஒரு லிமிட்டடா போயிடுறது நம்மளுடைய பகிர்முக இந்திரியத்தினால கிராகியமா இருக்கிற வஸ்து வேற அந்தர்முகமாக கிராகியமா ஒரு வஸ்து இருந்ததுன்னா எல்லாமே ஒரே சமயத்துல ஆக்ட் ஆக போறது எதுவுமே உங்களுக்கு அங்க தேவையும் இல்ல அப்டிராக்டா இருக்கிற சில விஷயங்களை கூட கிரகிக்க முடியும் நம்ம நேரடியா வேணா இதுக்கு யானைக்கு கொம்பு பார்க்க மாட்டோம் ஆனா கனவுல கொம்ப பாக்குறோம் ஏன்னா அந்த மனசுக்கு வந்து அத்தனை பவர் இருக்கு அதனால மனசை கொண்டு வந்து அடக்கி மனசுல வேற எந்த சித்தவருத்தியும் இல்லாமல் பண்ணினோம்னா அப்போ அங்க சமாதிங்கிற ஒரு நிலைமை வரலாம் ஏன்னா பர்டிகுலாரிட்டிஸ் எல்லாம் விலகி விலகி ஒரு ஆப்ஸ்ட்ராக்ட் ஃபார்ம நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அந்த சமாதி நிலையில அப்படி ஆரூட சமாதி யோகா இப்பேற்பட்ட ஒரு சமாதியினுடைய ஒரு யோகம் யோகம்னா அந்த ஒரு நிலை அவருக்கு ஆரூட ஏற்பட்டது ஆசிரிதஹாசன்னு நியசீதது ஷனைஹி நியசீத் இந்த ஷனைஹிங்கிறது வந்து எங்க கனெக்ட் பண்ணிக்கலாம்னா ஷனைஹி ஜித ஜிதஸ்வாச நிவிற்த்த சித்தகா சோ மெதுவா அவர் வந்து தன்னுடைய சுவாசத்தை ரெகுலேட் பண்ணி விற்த்திகள் எல்லாம் அடக்கி சம அதுக்கப்புறம் ஆரோட சமாதி யோகா சமாதி யோகத்துல நிலை பெற்று அதை ஆசிரயித்து கொண்டு ஞஷீதத்து அங்கே உட்கார்ந்தார் உபவிவேஷ உட்கார்ந்தார் ததோ நிவத்தா அப்பிரதிலப்த காமஹா இந்த முதல் தத்துவ நிவிற்த்தகாங்கிறது தேடுறதுல இருந்து திரும்பி வந்தார் பகிர்முகமா இருக்கிறத அந்தர்முகமா கொண்டு வந்தார் ததோ நிர் நிவிற்த்தா அப்பிரதிலப்த காமஹா ஸ்வதிஷ்ணியம் ஆசாத்திய புனசதேவா சனைர் ஜிதஸ்வாச நிவத்த சித்தா நியசீதத்து ஆரூட சமாதி யோகா காலேன சஹா அஜஹா புருஷாயுஷாபி புருஷாயுஷாபிப்பிரவृत्त யோகேன விரூடபோதா ஸ்வயம் ததந்தர்ஹிருதயே அவபாதம் அபஷ்யத அபஷ்யத என்ன பூர்வம் எது பூர்வம் ந அபஷ்யத இங்க ரெண்டு அபஷ்யத இருக்கு முதல்ல ஒன்ன வந்து ந அபஷ்யதங்கிறதோட சேர்த்துன்றணும் அதனால அபஷ் எது எந்த ஒரு பரம்பொருளானது பூர்வம் முன்பு ந அபஷ்யத முன்பு பார்க்கவில்லையோ தம் அந்த ஒரு பகவத் ஸ்வரூபத்தை அபஷ்யத பார்த்தார் தது அதை எங்க பார்த்தார் அந்தர்ஹிருதையே அவபாதம் தன்னுடைய மனசுக்குள்ள அவபாதம் பிரகாசிக்கின்றதாக அந்தர்ஹிருதையே ஹிருதயா ஹிருதய குகையில அந்த தகராகாசத்துல பாசிக்கின்றதாக அந்த பரம்பொருளை பார்த்தார் அபஷ்யத அபஷ்யதங்கிறது வந்து ஆத்மநேபதத்துல இருக்கு அதெல்லாம் ஆர்ஷ பிரயோகம் பஷ்யதி தான் வந்து நமக்கு இதுல அதனால்தான் ஸ்ரீதர சுவாமி ந அபஷ்யத்து விசின்வன் அபி எது பூர்வம் விசின்வன் அபி எதை முன்பு தேடிக்கொண்டு தேடிக்கொண்டிருந்த பொழுதிலும் பார்க்கவில்லையோ தது ஸ்வயமேவ அந்தர்கிருதையே அவபாதம் அபசியது அவபாதம்னு பிரகாசிக்கின்றதாக பார்த்தார் எப்பொழுது காலேன ஆஸ் டைம் வென்ட் பை புருஷாயுஷேன காலேன அபிப்பிரவருத்த யோக முதல்ல வந்து பகிர்முகமா நூறு வருஷம் தேடினார் அடுத்தது புருஷாயுஷா சம்பத்சர சதேன அடுத்தது இன்னொரு நூறு வருஷம் அவர் அப்படியே மனசுல தியானம் பண்ணாராம் புருஷாயுஷான்னா இந்த இடத்துல வந்து பிரம்மாவினுடைய ஆயுஷ்ன்னு எடுத்துக்கிறதா மனுஷ ஆயுஷுன்னா உங்களுக்கு வந்து பிரம்மாவை பொறுத்தவரையில் ஒரு நானோ செகண்ட் தான் அந்த இடத்துல பிரம்மாவினுடைய ஆயுஷுக்கும் மனுஷ ஆயுளுக்கும் நம்ம வந்து கனெக்ஷன் போட்டோம்னா ஒரே செகண்ட் கூட ஆகாதுங்க இட்ஸ் லெஸ் தென் அ நிமேஷம் அந்த இடத்துல அதனால புருஷாயுஷா சம்பத்சர சதையனன்னு தான் அதை எடுத்துக்கணும் அவனா நூறு வருஷம் அவர் வந்து புருஷங்கிறது ஆத்ம அவருடைய ஒரு வருஷ ஸ்பேன் எது இருக்கோ அத்தனை வருஷம் அவர் வந்து தியானம் பண்ணாருன்னு எடுத்துக்கணும் ஆயிரம் வருடங்கள் புருஷாயுஷா காலேன ஆயிரம் வருடம் எனும் ஒரு காலத்துக்கு காலம் வரையில் சஹா அஜஹா அந்த பிரம்மா அபிப்பிரவருத்த யோகேன அபிப்பிரவருத்தா சுனிஷ்பன்னா யோகா அது நன்கு செய்யப்பட்ட அந்த யோகாபியாசம் அதாவது சுவாச நிரோதகா சித்தவருத்தி நிரோதகா அதற்கு மேல சமாதி யோகா அசம்பிரஜாத்த சமாதி எடுத்துக்கணும் அதாவது எந்த இடத்துல உங்களுக்கு வந்து நிர்விகல்பக சமாதி நாட் சவிகல்பகம் சகுணமா இல்லாமல் நிர்விகல்பகமா இருக்கக்கூடிய ஒரு சமாதி யோகத்துல இருந்து கொண்டு திருட போதகா அப்பதான் அவருக்கு போதம்ங்கிறது ஏற்பட்டது போதகா ஞானம் விரூடா உற்பத்தா முன்னாடியே பார்த்தோம் விரூடம் சலிலாத்து விரூடம் கஞ்சம்னு பார்த்தோம் விரூடங்கிறச்ச உற்பத்தி அவருக்கு ஞானம்ங்கிறது ஏற்பட்டது அந்த ஞானம் ஏற்பட்டதனால் எதை முன்பு அவர் பார்க்கவில்லையோ அதை தன்னுடைய ஹிருதயத்தில் பிரகாசிக்கின்றதாக பார்த்தார் காலேன காலேன சோ அஜகா புருஷாயுஷா அபிப்பிரவருத்த யோகேன விரூடபோதா ஸ்வயம் ததந்தர்ஹிருதயே அவபாதம் அபஷ்யத அபஷ்யத என்ன பூர்வம் भागीशा यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे மேடம் இது வந்து சம்பாஷணை பிட்வீன் மைத்ரேயருக்கும் விதுரருக்கும் இல்லையா ஆமா அதுல சிருஷ்டிய பத்தி இப்போ ஆரம்பிக்கும் போது இந்த சிருஷ்டியில பிரம்மா வர்றாருங்கிறப்போ ஜலத்தை பத்தி காட்டிடுறாரு தாமரப்பூ காட்டுறாரு பிரம்மா தன்னைத்தானே நானு இருக்கேங்கிற வஸ்துவை தெரிஞ்சுக்கிறாரு வாயுவை காட்டுறாருன்னா இந்த சிருஷ்டியெல்லாம் முதலே ஆயிடுறதா அதாவது இந்த தத்துவங்கள்லாம் ஆயிடுறதா ஆல்ரெடி இல்ல தத்துவம் இல்ல உங்களுக்கு வந்து முதல்ல ஒரு ஒரு பிரளயம் முடிஞ்ச இப்ப வந்து அதாவது அந்த இடத்துல ஜலமயமாக இருக்கு பகவான் வந்து தத்துவங்கள் முதல்ல இருக்கணும் அதுக்கப்புறம் தான் பிரம்மாவனுடைய சிருஷ்டிங்கிறது ஏற்படுறது ஆமா அதான் கேக்குறேன் ஆமா அகம் நான் இருக்கேங்கிறது அவர் தெரிஞ்சுக்கிறாருன்னா இந்த அகம் தத்துவம் வந்துடுறது ஆமா வந்துருது அந்த மாதிரி அப்புறம் பார்க்கிறார் இங்க யாரும் இல்லையேன்னு பாக்குறது இந்த அப்ப கண்ணு அந்த இந்திரியங்கள் எல்லாம் ஆரம்பிச்சிடுறது இவருக்கு சோ விச் மீன் முதல்ல உங்களுக்கு அந்த மகத்தத்துவம் பிரகிருதி புருஷன் மகத்தத்துவம் காலம் இதெல்லாம் இருக்கு அதுக்கப்புறம் அகங்காரம் தேவதைகள் அதனுடைய சூக்ம பூதம் அவருடைய பகவானிடத்துல இருக்கு சூக்ம பூத்தத்துல இருந்து தான் முதல்ல தாமரப்பூங்கிறது வருது அந்த தாமரப்பூல சதுர்முக பிரம்மா சதுர்முக பிரம்மா அதுக்கப்புறம் உங்களுக்கு உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை சிருஷ்டி பண்றாரு பிரஜாபதிகளை சிருஷ்டி பண்றாரு ஆனா இந்த பேசிக்ஸ் எல்லாம் ஆல்ரெடி சிருஷ்டி ஆயிடுறது ஆயிடுறது ஏன்னா இந்த வாயுன்னு நீங்க சொல்லும் போது ஆல்மோஸ்ட் இந்த தத்துவங்கள் வந்துடுறது இப்ப அவர் பூமியை எடுத்து பூமியை தேடி வைக்கணும் இனிமே பூமி தான் இல்லையே இனிமே இதெல்லாம் வரணும் உங்களுக்கு ஸ்தூலபூதமாக இருக்கணும் உங்களுக்கு பிருத்திவியினுடைய ஒரு தத்துவம் உள்ள இருக்கும் அத ஸ்தூல சிருஷ்டி ஏற்படுத்தணும் ஸ்தூலங்கள் எல்லாமே வந்து பிரம்மா வரும் வரத்துக்கு முன்னாடி ஆனா Brahma is tasked with creating only the jivas பிராணிகள் அப்படியா அப்படின்னு ஆர் அண்ட் அண்ட் அதுக்கப்புறம் தானே பசி வந்ததுங்கிறதெல்லாம் சொல்றேன் இல்லையா பசி தாகம் அதெல்லாம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஜீவன் இல்ல மேடம் இது வந்து பிராகிருதமான சிருஷ்டி இனிமேதான் ஆரம்பிக்கும் ஏன்னா பூமியே இல்லையா வராக அவதாரம் வந்து பூமி எடுத்து கொடுக்கணுமே இன்னும் இந்த சிருஷ்டி ஆரம்பிக்கும் போதுதான் இது பிராகிருதமான ஃபீலிங்ஸ் இது இன்னும் மத்த விஷயங்கள் உங்களுக்கு இன்னும் வரலன்னு அப்படிதான் எனக்கு அண்டங்களில் சிருஷ்டி ஆகணும் இல்லையா எல்லாமே சூக்ம பூத்தமா பகவான் இடத்துல இருக்கு அதை மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு சதுர்முக பிரம்மா ஒரு ஒரு டூல் மாதிரி இருக்காரு அவர் நிமித்த காரணமா இருக்காருங்க ஆஹ் நான் நினைக்கிறது நம்மளோடது கிராஸ் நம்ம எர்த்து இந்த இது ரொம்ப கிராஸ் நம்மள விட சூட்சமோ பிரம்ம லோகம் பிரம்மாவுடைய திருஷ்டி அவரோட பசியெல்லாம் இன்னும் சூட்சமோ அதுக்கும் அதே சூட்சமும் பகவான்கிட்ட போய் லயமாற இடத்துல அப்படிதான் இருக்கும் அதே இந்திரியங்கள் இருக்கலாம் பட் அவ இந்திரியத்துக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கேன் தேவதைகளுக்கு இந்திரியங்கள் பாக்குற இது பண்றாருன்னா அவ இந்திரியங்களும் நம்ம இந்திரியங்களும் வேற நம்மளோடது <laughs> ரொம்ப கிராஸ் லெவல்ல இருக்கிறது அப்படிதான் நினைக்கிறேன் நானு ஏன்னா அதுக்குள்ள உங்களுக்கு வந்து பூதங்கள் ஆப்ஜெக்ட் எல்லாமே அண்டங்கள் எல்லாம் சிருஷ்டி ஆயிடுத்துன்னா லோகங்களும் சிருஷ்டி ஆயிடுத்துன்னா இங்க வந்து ஏகாரணவி பூதம்னு சொல்லி அந்த சலீலத்துல இருந்து தாமரப்பூ வந்ததுன்னு சொல்ல முடியாது லோகங்கள் அப்ப லோகத்துல தானே தாமரப்பூ உண்டாயிருக்குன்னு சொல்லணும் ஆமா இதே வேற இந்த சிருஷ்டியில இது இன்னும் சூட்சமான விஷயங்களா இன்னும் அந்த இடத்துலதான் இருக்கு அந்த ஸ்டேஜ்லதான் இருக்கு ஜலம் நம்ம பாக்குற ஜலத்துக்கு ஈக்குவலண்டா இருக்காது அதான் நான் நினைச்சுக்கிறேன் அவர் மனசே வேற அவர் புத்தியே வேற அவருடைய தப்ப வேற நம்ம நம்ம லெவல்ல இருந்து அதை மெஷர் பண்ணி இது பண்ண முடியாது பட் ஓவரால் இந்த தத்துவங்கள் வந்திருக்கு ஆமா ஆமா என்னுடைய பேசிக் ஆட் மேடம் தேங்க்யூ மேடம் ஓகே நமஸ்தே Thank you. Just, I had to refer to Brahma here, yeah. Shloka. In this Previously, he used Ajahya to refer to Vishnu. <laughs> right? So he uses Confusion. Ajahya uh, confusion. La? So you have to decide which Aja is uh, Brahma mm -hmm. and mm-hmm. which Aja is Vishnu. Mm uh, mm-hmm. the only clue that I find is and the Ajasya Hetihin Podrache, uh, it becomes so even here I had a confusion. Vichinvataha Ajasya na modal edutinde. Hmm. ஆனா தென் வேற ஹேதிஹிங்கிறது தனியா நிக்கும் சோ hmm, hmm. அஜஸ்ய ஹேதிஹி போட்டாதான் விஷ்ணோஹோ ஹேதிஹிங்கிறது நிக்கும் அப்புறம் விச்சின்வதக பிரம்மணகாங்கிறத முன்னாடில இருந்து எடுத்துக்கணும் இங்க இருந்தாது so one more time here in this shloka yeah. yo deha bhajam bayam irayanah na deha bhak nama narah iti atra नरः नराणां सर्वजीवाणाम् इत्येव जीवानां येषां देहः विद्यते तेषां सर्वेषामपि भयम् उत्पादयति may be one who is conscious of that fear of death அது யாருக்கு இருக்குமோ அனிமல்ஸுக்கெல்லாம் இருக்கும் டெஃபினட்டா இருக்கும்ல ஈரையானகனா டஸ் இட் பிரிங் பிரேரயதி தான் பிரேரணாங்கிறதுல இருந்து தான் ஈரை அனகா வருது one who brings fear one who destroys ஃபியர்ங்கிறது இந்த இடத்துல வராது டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபியர் வந்து பகவத் தியானத்தினால தான் டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபியர் வரும் ஏன்னா இப்போ இன்கதோவா தாத்து இங்க இல்ல இன்கதோ வராது ஈரு தான் நினைக்கிறேன் தெர் இஸ் தாத்து ಪ್ರೇ ಪ್ರೇರಯತಿ இருக்குல்ல ஈரா ஓகே ಅಸ್ತಿ ஈರ್ಗತೌ ಗಣೆ ಗಣೆ ಅದಾದಿ ಗಣೆ ಅಸ್ತಿ ಅಪಿ ಅಸ್ತಿ ಪರಂತು ತತ್ ಇತಿ ಶಂಕರ ಕಂಪನೆ Utpatti. Uh, company, uh, mm. company. Ah, that okay, that's Adadigana. So e rayati, if you say, it mm. looks like nich prayoga, which means gamayati, bayam nishkasayati iti bhati. हा अत्र तु ईर्ते ईरयाणः शानच् प्रत्ययः ओ शानच् वा ई ओ ईरयत् आमा ईरयते ईरयाणः भयम् उत्पादयति देहभाजां भयम् उत्पादयति इति இப்படி அங்க நிச்சு இருக்கா இல்லையா ஆஹ் வரணும் நிச்சு வரணும் ஏன்னா நீங்க சொல்றது ரைட் தான் ஈர்த்தே ஈரையத்தே வரணும் இல்லைன்னா ஈரானகான்னு வருது மனசி பாதி பயம் மனசி பாதி நான் இது ஸ்ரீதர சுவாமியோடது எடுத்துட்டேன் हम्म, उत्पादयति इति हम्म। गमयति इति कथं भवति देहे वर्तते चेत् तत्र भयं विद्यते एव तस्मादेव सुदर्शनचक्रस्य तादृशमात्म्यं किल देहदृष्ट्या तु तत्र भयं विद्यते यदि भगवद्ध्यानदृष्ट्या पश्यामश्चेत् अ, ब- भयं निष्कासयति ம், பட் ம். ஸ்ரீதர வியாக்கியானத்துல பயத்தை பயத்தை உண்டு பண்ணறதுன்னு எழுதியிருக்காரு இல்லையா அதுதான் அவர் போட்டிருக்காரு ஆமா ஆனா இருபது வியாக்கியானம் இருக்கு யாராவது ஒருத்தர் வேற மாதிரி எழுதியிருக்கலாம் தெரியாது நமக்கு ஓகே ஓகே अ, पुनः <laughs> ಭೂತಕಾಲ ಭೂತ ಭವಿಷ್ಯ ಭೂತ ವಿಷ್ಣು ವಿಷ್ಣು ವಶತ್ಕಾರ ಭೂತ ಭವ್ಯ ಭವತ್ ಪ್ರಭು ಹಾ ಭವತ್ ಪ್ರಭು ಇತಿ So you could take it as the past, present, and future, right? The oh, three that's senses a of time. nice way also. Ama. Right? Mm. Yeah, definitely எடுத்துக்கலாம். ஆமா. And that's the ஸ்தூல பூதமான ஒரு மூணு காலம்ங்கறச்சே அதுதானே சொல்றோம். பூத பவ்ய பவத் பிரபு. Correct. Mm. But he hasn't uh, Sridhar Swami hasn't particularly expounded on the meaning of Trinami here. he has not right and i couldn't find it in any of the koshas as well there's no explanation anywhere ah இதுல இருக்கு இந்த if you see in the sridhar swami is in the particular text mm -hmm. you will find there is this two no one ஒன்னு போட்டிருக்கு இல்லையா it is given in the tippani anga oh, i see, vande it அங்க கீழ டிப்பணியில வந்து uh, nemihi oh அதிக and the particular edition la poi பார்க்கணும் Then you will see that uh, note and there is another uh, uh, book also which has multi commentaries அதுக்கு வந்து actually vamshidhara has given a vyakyanam for sridhariyam and Uh-huh. vamshidhara mentions these three as a trinemi I see. I mean, uh, Mm. Vishnu is associated with this. This Nemi concept is so central because even Kala Nemi Niha, right? Uh. He's the killer of Kala Nemi, which is uh-huh. even though in the story it says it's a rakshasa etc etc but still concept wise it is tied to the center of time kala nemi சக்கரம் தானே உங்களுக்கு காலம் வேற சோ சுதர்சன சக்கரம் காலம்னா சக்கரத்துக்கு நேமி ஆரங்கள் இருக்கும்ல இந்த ஸ்போக்ஸ் hmm. இருக்குமே சோ hmm. அத வச்சுன்னு சொல்றாரு வேற சோ hmm, அத்திர விதுர நாமக்கிம் கிம் விதுரா Maitreya is addressing Vidura Sakshat Viduramiti. Ah, yeah. He, this whole conversation is Maitreya telling Vidura the whole thing. Vidura has asked questions here. Adnalda. போயிட்டு இருக்கு அங்கங்க விதுர பிரம்மன் இத்தியாதிகம் க்ஷப்தான்னு வரும் சில இடங்கள்ல ಅಸ್ತು ಧನ್ಯವಾದ ಮಹೋದಯ ಓಕೆ ನೋ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಅದು ಕೂಡ ನನಗೆ ಒಂದು ತೋಣಿತ್ತು regarding regarding time like when we look at uh, an image on a cell phone and we use our finger to expand and expand the image ti- <laughs> time time uh, domain இருக்க domain do- time domain depending upon the depending upon uh, uh, that uh, let us say you have different demarcations Hmm. uh, like uh, இது uh, மனுஷ வருஷம் தேவ வருஷம் பிரம்மா சரி. வருஷம் எல்லாமும் இருக்கும் ஆமா. சொல்றோம் ம். அவாவாளுடைய டொமைனுக்குள்ள நுழைஞ்ச உடனே நம்மளும் நம்மளும் வி கம்மன்றதே ஸ்வே ஆஃப் தட் டைம் சரி பிரம்மா பிரம்மாவை பாக்குறதுக்கு ஒருத்தர் போனார் தன்னுடைய பொண்ணுக்கு வரன் வேணும்னு போனார்னு சொல்லிட்டு இதுல கதை கதை வருது சரி அதுல கதை வரும்போது அதுல என்ன சொல்றாரு பிரம்மா நீ எப்ப வந்தேன்னு கேக்குறாரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தேன் அப்படிங்கிறார் ஓகே அரை மணி நேரமா ஏகப்பட்ட யுகங்க வருஷக்க வருஷங்கள் போயிடுத்தப்பா நீ திரும்பி போனா உன்னை யாரும் இது பண்ண மாட்டா they cannot recognise you but when you return there is there is there is a boy here and you you can give her give your daughter to in marriage அப்படின்னு கதையில வருது சரி so the person upon going to the Brahmaloka it appears that he's come he completely comes into the sway of uh, Brahmaloka time. Which ம் is ha- that half an hour is several several thousands யுகம் of years. ஆமா ஆமா புரியுதா? ஆமா நான் ஆமா ஆமா சொல்றது. ஆ புரியுது The ம். time time can even expand. It ஆமா, looks ஆமா. like to me, or contract, ஆமா and that is represented in this loka. ம் in this particular uh, the uh, becoming okay. shorter larger longer ஆ our state of mind dimensions வச்சுட்டு சொல்றேன் லோகத்தினுடைய ஆ. ஒரு பர்டிகுலர் டைமனுடைய டைமென்ஷன்ஸ் how- வச்சுட்டு yeah. எப்படி மாறலாங்கிறதுக்கு சொல்றேன் yeah, okay time in itself can relation expand relatively ஆமா it ஆமா. uh, Because time relatively after all is physically also time can change depending on the locum Yeah. okay got it புரியுது that's uh, that, that, that, that thought came to me just as a, as you were talking about That's uh, it. the three aspects uh, Uh, three correct. arms Yeah. okay okay புரியுது yeah. something to think about no? it is not concrete but something to think about yeah definitely சரி பாப்போம் நமஸ்காரம் thank you